இப்போ நம்ம சட்ராஸ் ஃபோர்ட்டோட வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கோம் பின்னாடி தெரியுது இல்லையா இதுதான் சட்ராஸ் ஃபோர்ட் இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னா நீங்கள் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகிற ரோடு அதாவது மகாபலிபுரம் தாண்டி பாண்டிச்சேரி போகிற ரோட்டில் வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கல்பாக்கத்துக்கு ரோடு பிரியும் ஹாய் வீவர்ஸ் எல்லாருக்கும் welcome back to our channel என்ன ஊருக்கு போகலாமா இன்றைக்கி சென்னைக்கு பக்கத்தில் எழுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கடற்கரை கிராமத்துக்கு தான் போக போகிறோம் அங்கே ஒரு நானூறு வருட பழமையான ஒரு கோட்டை இருக்குது அதை பார்க்க தான் போக போகிறோம் அங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நாம் கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணி சதுரங்கப்பட்டினம் அப்படிங்கிற இந்த ஊருக்கு போகிற பாதையை கரெக்டாக வந்து அடைஞ்சிட்டோம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமத்தை போல தான் இந்த கிராமமும் இருக்குது ஆனால் இந்த கிராமத்துக்காக நானூறு வருடங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய போர்கள் நடந்திருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் டச்காரர்கள் இங்கே சட்ராஸ் அப்படிங்கிற ஃபோர்ட் கட்டினது தான் இப்போ ஒரு அமைதியான கிராமமாக இருக்கிற இந்த இடம் நானூறு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வணிக நகரமாக இருந்திருக்கு நாம் சட்ராஸ் கோட்டையை வந்து அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக சட்ராஸ் ஜீரோ அப்படிங்கிற இந்த மைல்கல் இருக்குது இங்கே இருக்கிற பெருமாள் கோயிலில் பதினாலாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு இருக்குது அதில் இந்த ஊரோட பெயர் ராஜநாராயணப்பட்டினம்னு சொல்லப்பட்டிருக்கு பிற்காலத்தில் இந்த ஊரோட பெயர் சதிரவாசகன் பட்டினம் அப்படின்னு மாறி இருக்கு இப்போ இது சதுரங்கப்பட்டினமாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சட்ராஸ் கோட்டையோட மதில் சுவர்கள் பத்தாம் நூற்றாண்டிலிருந்து பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த இடத்துல நிறைய நெசவாளர்கள் இருந்து நெசவு தொழில் செஞ்சுட்டு வந்திருக்காங்க பதினேழாம் நூற்றாண்டில் டச்சுக்காரர்கள் இங்கே வராங்க கடற்கரையில் இருக்கிற இந்த ஊர் வணிகம் செய்ய வசதியாக இருக்குங்கிற காரணத்துக்காக இங்கே ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறாங்க இந்த ஃபேக்ட்ரியை பாதுகாக்கிறதுக்காக இதை சுற்றி மதில் சுவர்கள் அமைச்சு இதை ஒரு கோட்டையாக மாற்றிருக்காங்க இப்படி தான் இந்த சட்ராஸ் ஃபோர்ட் இந்த ஊரில் உருவாகியிருக்கு ஒரு காலத்தில் பல படையெடுப்புகளை பார்த்த இந்த கட்டிடம் இன்னைக்கு யாராவது என்னை பார்க்க வரமாட்டாங்களான்னு அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கு ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்த கட்டிடத்தை பராமரிச்சுக்கிட்டு வராங்க இங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த கோட்டையோட முழுமையான வரலாறு தெரியல இப்போ நம்ம சட்ராஸ் ஃபோர்ட்டோட வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கோம் பின்னாடி தெரியுது இல்லையா இதுதான் சட்ராஸ் ஃபோர்ட் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ப்ளஸ் இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க உள்ளே போகலாம் கோட்டையோட வாசலில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ரெண்டு பீரங்கிகள் வைக்கப்பட்டிருக்கு இது டச் காலத்து பீரங்கிகள் கோட்டைக்குள்ளே நுழைஞ்ச உடனே முதல்ல நம்ம பார்க்குற விஷயம் இந்த கிணறு தான் நானூறு வருட பழமையான இந்த கிணறு இன்னும் பயன்பாட்டில் இருக்குது நாம் கோட்டையோட லெஃப்ட் சைடை நோக்கி நடப்போம் உள்ளே வந்து நீங்கள் லெஃப்ட்டு திரும்பின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்குது அந்த மரத்துக்கு பின்னாடி உடைஞ்சு போன ஒரு பழைய கட்டிடம் இருக்குது டச் ஆர்கிடெக்சர் முறைப்படி கட்டப்பட்ட கட்டிடம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இது சுரங்கப்பாதை இருக்கிற அறை இதை பூட்டி வச்சுருக்கிறாங்க இந்த கோட்டையிலேருந்து நேராக இங்கே இருக்கிற கடலுக்கு போகலாம் இது டச் காலத்து கல்வெட்டு இது பார்த்தீங்கன்னா twenty three September seventeen sixty அப்படிங்கிற வருஷம் இதில் மென்ஷன் ஆயிருக்கு நம்ம கோட்டையோட எண்டுக்கு போவோம் அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை சுவர் மேலே ஏறுற படிக்கட்டெல்லாம் இருக்குது இப்போ நம்ம சதுரங்கப்பட்டினம் ஃபோர்ட்குள்ளே வந்து உட்காந்துருக்குறோம் இந்த இடத்துல எப்படி வரணும்னா நீங்கள் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகிற ரோடு அதாவது மகாபலிபுரம் தாண்டி பாண்டிச்சேரி போகிற ரோட்டில் வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கல்பாக்கத்துக்கு ரோடு பிரியும் அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா சதுரங்கப்பட்டினம் அப்படிங்கிற இந்த ஊர் இருக்குது சதுரங்கப்பட்டினம் ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரவே இந்த ஃபோர்ட் இருக்குது இந்த ஃபோர்ட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சதுரங்கப்பட்டினம் பீச் இருக்குது இதை சட்ராஸ் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க மதராசப்பட்டினத்தை எப்படி சுருக்கி மெட்ராஸ் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்த சதுரங்கப்பட்டினத்தை சுருக்கி சட்ராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது சட்ராஸ் கடற்கரை இப்போ அமைதியாக இருக்கிற இந்த கடற்கரையில் தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் பேட்டில் ஆஃப் சட்ராஸ் நடந்தது பிரிட்டிஷ் சைட்லேருந்து பதினாலு போர்க்கப்பலும் ஃப்ரெஞ்சு சைட்லேருந்து ஒம்பது போர்க்கப்பலும் மோதிக்கிட்ட இடம் இதுதான் எத்தனையோ போர்க்கப்பல்கள் வந்து போன இந்த கடற்கரையில் இப்போ நிற்கிறது சின்ன சின்ன மீன் பிடிக்கிற படகுகள் மட்டும்தான் நீங்கள் சட்ராஸ் ஃபோர்ட் பார்க்க வரும்போது ஒரு பிரம்மாண்டமான கோட்டையை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட வராதிங்க இங்கே இருக்கிறது எல்லாமே காலப்போக்கில் அழிஞ்சு போன கட்டிடங்கள் தான் அது மட்டும் இல்லாமல் ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்த இடத்த தோண்டி இங்கே இருந்த கிச்சன் கிணறு எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த ஃபோர்ட்குள்ளே இன்னும் ரெண்டு பில்டிங் அப்படியே இருக்குது அதில் ஃபஸ்ட்டு பில்டிங்கை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது டச்சுக்காரர்கள் தன்னுடைய குதிரையை கட்டி போடுறதுக்கும் முக்கியமான பொருட்களை சேமித்து வைக்கிறதுக்கும் பயன்படுத்தின அறை இதோட ரூஃப் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒரு செமி சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது இப்போ நாம் இருக்கிற இந்த ரூம்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு பெரிய கிரானரி தெரியும் வாங்க இப்போ நம்ம அந்த கிரானரிக்குள்ளே போய் பார்ப்போம் இப்போ கிரானரியோட சென்டர் போர்ஷனில் நான் நிற்கிறேன் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் இருக்குது நாலு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் விலையுயர்ந்த மஸ்லின் பெப்பர் கோரல்னு சொல்லிட்டு நிறையா விலையுயர்ந்த பொருட்களை சேமித்து வச்சுருந்துருப்பாங்க உள்ளோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா வெளியே வெப்பமாக இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ள வந்து குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த ரூஃபெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இங்கே இருக்கிற செங்கலெல்லாம் வந்துட்டு பிளாஸ்டர் அடிச்சிருக்காங்க பட் நமக்கே தெரியுது எது பழசு எது புதுசுங்கிறது தெளிவாக தெரியுது வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இதெல்லாம் வந்துட்டு பழைய கல் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஏன்னா இந்த ஸ்டைல் கல் வந்துட்டு செங்கல் வந்து இந்த மாதிரி ஸ்லீக்காக வந்து இப்போ கல் எங்கேயுமே பண்ணுறது கிடையாது உங்களுக்கே தெரியும் இப்போ இருக்கிற கல்லெல்லாம் இவ்வளோ பெருசுக்கு இருக்கும் இதெல்லாம் வந்து டச் ஆர்கிடெக்சரை சேர்ந்த கல் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து பிளாஸ்டர் அடித்து வச்சுருக்காங்க எல்லாம் சிமெண்ட் அடித்து வச்சுருக்காங்க அதுக்குள்ளே நம்ம ஆளுங்களாம் ஏதோ வந்து எழுதிட்டாங்க அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு சர்ச் மாதிரி இருக்குது மேலே அதனால் என்னென்னா வந்து கீழே ஹீட் வராது இங்கே சேமித்து வச்சுருக்க பொருள்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹீட்டு இல்லாமல் இருக்கும் ஓகே இப்போ நம்ம திரும்பி இந்த ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ் போவோம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு செமெட்ரி ரூம் இருக்குது இப்போ அங்கே போய் பார்ப்போம் ஓகே இப்போ நம்ம செமெட்ரிக்குள்ளே இருக்கிறோம் இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது சமாதி இருக்குது இது ஆயிரத்தி அறநூற்றி எழுபதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு வரைக்கும் இங்கே வாழ்ந்தவங்களோட நினைவாக கட்டப்பட்டது இங்கே இருக்கிற எல்லா ஸ்ட்ரக்சர் மேலேயும் பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு தெளிவாக படிக்க முடியல நம்மளால் நம்பர்ஸ் படிக்க முடியுது இது செவன்டீன் தேர்ட்டீன் இது சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி த்ரீ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அது மேலே வந்துட்டு இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு உயர் அதிகாரியாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க அதனால தான் இவருக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து கட்டியிருக்காங்க அந்த சமாதியிலேருந்து லெஃப்ட் போனீங்கன்னா ஒரு ரகசிய அறை இருக்குது இப்போ அந்த அறைக்குள்ளே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இது என்ன சொல்கிறாங்கன்னா கன் பவுடர்லாம் வச்சு பாதுகாத்த அறை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்தோட மேல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அப்படியே இடிஞ்சு உள்ளே விழுந்துருச்சு இங்கே ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஆனால் நம்ம கண்ணுக்கு எதுவும் தெரியலை நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிய வந்திருக்குல்ல நிறைய விஷயம் எனக்கே புதுசாக இருந்துச்சு சென்னைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு இடத்த இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சி இன்றைக்கி வந்து பார்த்தாச்சு உண்மையிலே ரொம்ப ஹாப்பி நீங்களும் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்தோட கூகுள் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை திருப்பி மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய் டேக் கேர் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க